ஓமலூரில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஒருவர் உட்பட மோசடி கும்பலை சேர்ந்த ஆறு பேரை ஓமலூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகேயுள்ள பெரும்பாலை விநாயகபுரத்தை சேர்ந்தவர் பழனி இவர் தீபாவளி பண்டிகைக்கு தங்ககாசு எலச்சீட்டு நடத்தி வருகிறார் இதில் தங்க காசுகள் வாங்குவதற்காக சேலத்தில் உள்ள புரோக்கர்களிடம் பேசியுள்ளார் அப்போது சேலம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்ற நபர் கிராமுக்கு முன்னூறு ரூபாய் குறைத்து தங்கக் காசு தருவதாக கூறியுள்ளார் இதையடுத்து பழனி பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் ஓமலூர் வந்துள்ளார் அப்போது ஓமலூர் ஆர்சி செட்டிப்பட்டி பகுதியில் பெரியசாமியின் மகன் ஜெகன் மருமகன் பரணிதருடன் வந்து பழனியிடம் போலி தங்கக் காசுகளை காட்டி பணத்தை பெற்றுள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் தாங்கள் போலீசார் என்று கூறி பழனி வைத்திருந்த பத்து லட்சம் பணத்தை பறித்துக் கொண்டு காவல் நிலையம் வாருமாறு கூறியுள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த பழனி உதவி ஆய்வாளர் என கூறிய நபரை மடக்கி பிடித்து ஓமலூர் போலீசாரிடம் ஒப்படைத்தார் பழனி புகாரின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அப்போது சேலம் ஆதிசக்திபுரத்தைச் சேர்ந்த உதயசங்கர் எடப்பாடி சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சேலம் கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்தில் போலீஸ் எஸ்எஸ்சியாக பணியாற்றி வரும் சரவணன் உட்பட சிலர் போலி தங்கக் காசுகளை கொடுத்து மோசடி செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து வழிப்பறிக் கொள்ளையில் ஈடுபட்ட போலீஸ் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகுமார் மோசடி கும்பல் பெரியசாமி அவரது மகன் ஜெகன் சங்ககிரியைச் சேர்ந்த பரணிதரன் உதயசங்கர் ஆகிய ஆறு பேரையும் கைது செய்தனர்